உங்கள் ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ் உங்கள் தமிழ் உங்கள் கார்த்திக் இன்னைக்கு நம்ம என்ன சேலஞ்ச் வச்சிருக்கோம்னா தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய உணவான கம்மங்கூழ் வச்சிருக்கோம் இந்த வாளியில் வந்து அஞ்சு லிட்டர் கம்மங்கூழ் இருக்கு ஒரு டம்ளர் வந்து இரநூத்தம்பது எம்எல் மொத்தம் பத்து டம்ளர் வச்சிருக்கோம் ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டரை லிட்டரு கணக்கு அதேமாரி அவருக்கு இருக்கு அதுக்கு தேவையான சைடிஷ் வச்சிருக்கோம் கேமுக்கு டம்ளரில் கூலை நிரப்பிட்டு நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் game sao không? Ờ. பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சு தமிழும் காத்தி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய உணவுகளை இன்னும் வேறு ஏதாவது சேலஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு லிட்டரு கம்மங்குளை எவ்வளோ நேரத்தில் குடிப்பீங்க குடிப்பீங்கன்னா அதோடைய டைமிங் என்னன்றதை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் நாங்கள் அடுத்ததாக என்ன வீடியோ பண்ணுன்றதும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய்